அன்றைக்கு அவங்க அப்பனை எரிச்ச போய் அதே வீட்டுக்குள்ள அவனை தூக்கி உள்ளே போட்டுருக்கோம் இப்போ சங்க தேர்தலில் தலைவர் பதவிக்கு போட்டுகிற அளவுக்கு வந்து நிற்கும் நம்ம யூனியன் எலெக்ஷன் ஜெயிக்கணுங்கிறதுக்காக ஏற்று நிற்கிற ஒவ்வொருத்தரும் ஜோலியை முடிக்கும் என்ன மக்கா மொத்தமாக எல்லாத்தையும் வச்சுட்டு வேற எங்கேயாவது வெளியூர்ல போய் பழச்சிக்க உலகத்தில் யாரை பார்த்து வந்து பயப்படும் சாவு நம்ம நெருங்கிச்சா எதுக்கு இருக்கிற எம்மனா இருந்தாலும் பயப்படுவோம் சார் இங்க ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல மொத்த ஸ்டூடெண்ட்ஸும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் ஜேடி இல்லாம இந்த ஃபங்க்ஷன் நடக்க கூடாது அவ்வளவுதான் JD look the entire management is against you sir கண்ணு சவந்திருக்கு கண்ணாடி போட்டுக்கோங்க <laughs> இவன் வாத்தியானாலே கையில புத்தகம் இல்ல பெரம்பு இல்ல பார்த்தா வாத்தியானுக்கு அறிவு இல்லை அளவுக்கு குடிச்சிருப்பீங்கல்ல யாரோ மாஸ்டர் வராரா எங்களை காப்பாத்துவார் நம்பிக்கையா சொன்னாலே ஒருத்தனுமே வரலையே எனக்கு எதுவுமே தெரியாது யாரும் என்கிட்ட எதுவுமே சொல்லல அந்த பசங்களோட சாவுல உங்களுக்கும் பங்கு இருக்குன்றது மறந்துடாதீங்க உள்ள இருக்கிற ஒவ்வொருத்தன மனுஷங்களே இல்ல மிருகங்க கோர்ட்டு தண்டிக்கும் ஆனா இவனுங்களை நல்ல விதமா குத்தி சொல்லி பக்குவப்படுத்துறது நாங்கல்ல சார் கொல்லாம விட மாட்டேன்டா